குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம ரஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நான் பார்க்க போவது உண்டு ரிஷபராசிக்கான குரு பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது இருபது வரை நவம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குரு விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருந்தார் இப்போ வந்து எட்டாம் இடத்திற்கு சென்று அதாவது இயல்பாகவே ரிஷப லக்கணம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வந்து குரு வந்து ஒரு நல்ல கிரகம் கிடையாது குரு வந்து ஒரு நெகட்டிவை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை குடிக்கக்கூடிய முதல் கிரகம் வந்து குரு தான் ஏன்னா சுக்கராச்சாரியார் உங்களுக்கு யோக காரகனாக இருக்கார் இருக்கும் பட்சத்தில் வந்து அதுவே எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியாக வருகிறார் அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தின் தன்மைகள் என்னன்னு பார்ப்போம் ஒன்பதாம் பாவம் என்பது தந்தையை குறிப்பது அயல்நாட்டு பிரயாணம் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு வரும் பெயர் புகழ் தொழில் சார்ந்து நீங்கள் செய்யும் விரயங்கள் அதாவது புதிதாக தொழில் தொடங்கும் ஆசைகள் அப்போ நீங்கள் செய்யும் தானம் தர்மம் இதெல்லாம் ஒன்பதாம் பாவம் அதுவே உங்களுக்கு எட்டாம் பாவமாக ஆயிடுச்சிங்க அப்படின்னா ரிஷபலக்கணக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆர்வம் சில பேர் அதிகமாக இந்த பிறவியில் இருப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா முற்பிறவியில் அதுவே உங்களுக்கு எட்டாம் பாவமாக அமைஞ்சிடுச்சு ஒன்பதாம் பாவமே உங்களுக்கு எட்டாம் பாவமாக அமைந்ததுனால முற்பிறவியில் நீங்கள் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வித்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை குருமார்களுக்கு இல்லை தந்தைக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கெடுதலை செய்திருக்கிறீர்கள் இந்த பிரிவில் அதன் சம்மந்தப்பட்ட பிராய்ச்சித்தங்களை இயல்பாகவே ஏதோ ஒரு துறையில் அதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பதாம் பாவம் வந்து பேங்க்கு அதுவுமே குறிக்கும் பேங்க்கு அரசு அதிகாரி இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தை குறிக்கும் அப்படின்னா இந்த எட்டாம் பாவமாக இந்த பிறவியில் அமைச்சிருச்சுன்னா எட்டாம் பாவத்தின் தன்மைகள் என்ன பண இழப்பீடு விமர்சனம் அவமானம் கெட்ட பேர் ஒரு பாவத்தை சீர்குலைத்தல் அதாவது சிறைவாசம் நீண்ட நோய் நீண்ட நாள் நோய் இது எல்லாமே எட்டாம் பாவம் அப்புறம் உயிர் இது ஒரு பாசிட்டிவ் என்னன்னா உயில் உயில் மூலம் வரும் சொத்து பணம் இதெல்லாமே எட்டாம் பாவம் சரிங்க இப்போ வந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிதார் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதியாக வர்றார் அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா குரு வந்து ஏழாம் பாவ ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும் அப்படின்னா நீங்கள் செய்யும் விரயம் செலவு சுப இதெல்லாமே சுப செலவாக இருக்கும் இனிமேல் வர பண இழப்பீடுன்னு சொல்கிற எட்டாம் பாவம் செயல்பட போகுது உங்களுக்கு எட்டாம் பாவம் செயல்பட்டாலும் உங்களுக்கு செலவு திடீர் செலவு ஒன்றும் திடீர் செலவு பண்ணுறோம்னு என்ன பண்ணுவீங்க பண விரயமாகும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அர்ஜென்ட்டுக்குன்னு ஒரு விஷயம் திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படும் அதுக்கு நீங்கள் அப்படியே பணத்தை போட்டு கொட்டுற மாதிரி வரும் அதனால் பயன் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட சுப செலவு வரலாம் இவ்வளோ நாள் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருப்பீங்க ஏதோ வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசையில் இருப்பீங்க இதெல்லாம் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூரி பூர்த்தியாகும் வந்து நீங்கள் விரும்பி வராத மாதிரி இருக்கும் இவ்வளோ நாள் திடீர்னு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சேப்பா நான் எதிர்பார்த்தேன்னா இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன் ஆனால் இதுக்கு மேலே செலவு வந்துடுச்சு இதுதான் குறிப்பு இது எல்லாருக்குமே நடக்குமா கண்டிப்பாக இல்லை யாருக்கெல்லாம் குரு டசே குரு புக்தி ரிஷபலக்கண ரிஷபராசிக்காரர்களுக்கு குருடசை குரு பக்தி நடந்தால் கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான் அதில் கோச்சாரத்தில் இந்த குரு எட்டாம் இடத்திற்கு போவது வந்து யாரும் கேதுவோடு இணைக்கிறது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா சரி எல்லாருமே கெட்ட பலனை அனுபவிச்சே ஆகணுமாங்க அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது இந்த குரு அதற்கான பலனை இரண்டாம் பாவத்தின் மூலமாக உங்கள் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஞானத்தை அறிவை கொடுக்கும் பல நேரங்களில் வந்து சரியான முறையில் பேச்சை பின்பற்ற முடியாமல் தடுமாறுவதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த ஒரு பயிற்சி ஆகும் காலகட்டங்களில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எட்டாம் பாவட்ட நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்குங்க எட்டாம் பாவம் என்ன கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் நம்ம அவமானப்பட்ட அவமானம் அசிங்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ சில பேர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்க போவாங்க சில பேர் வந்துட்டு கடனால் சில பேர் கெட்ட பேர் வரும் கடனால் ரொம்ப சோர்ந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் பண்ணுங்கள் இல்லை கடன் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் பணம் கொடுத்து உதவுங்க மருத்துவம் சார் நீண்ட நாள் நோயில் இருப்பவங்களுக்கு மட்டும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த மருத்துவ முறை நல்லா இருக்கும் இதெல்லாமே சொல்லுங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிப்பாக ரெண்டு புயல் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பு எட்டாம் பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட இது சம்பந்தப்பட்ட வில்லங்க பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைங்க அதுக்கான அது மட்டும் உங்களால் கண்டிப்பாக முடியும் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒன்று பணம் உதவி செய்யலாம் ஒன்று வந்து உங்கள் அறிவை வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவலாம் இந்த எட்டாம் பாவத்தை நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள்